அனைவருக்கும் வணக்கம் crude oil one minute chart பார்க்குறோம் இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா ஜூலை ஃபோர் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டுவெல் ஓ கிளாக் அப்புறமா மார்க்கெட் வந்து ட்ரேடிங் போயிட்டு இருக்கு பைக்கால் நல்ல second target break out eight thousand six hundred மேலெல்லாம் நல்ல மார்க்கெட் ரீச் கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் மார்க்கெட் இப்போ சடனாக பாருங்கள் டவுன் அந்த டவுனில் ஒரு பெரிய கேண்டில் டவுன் சைடு வந்தோன்னா நமக்கு டவுன் சைட் பிரேக் அவுட் அதனால செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு செல் கால் அப்படின்றதுனால ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே வந்திருக்கு ஸோ கேண்டிலுடைய கலர் இந்த மாதிரி மார்க்கெட் ட்ரெண்ட் மாறும்போதெல்லாம் சேஞ்ச் ஆயிடும் அடுத்து அந்த இருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒயிட் கலர் லைன் போதில் அதான் நம்மளுடைய entry point sell at 8591 so இதான் entry point கீழே இருக்க ரெட் கலர் லைன் ஸ்டாகட் லைன் மேலே இருக்க line stop loss line first target பார்த்தீங்கன்னா எயிட் ஃபைவ் சிக்ஸ்டி நைன் அப்படின்ட்டு இருக்கு டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் கிட்டக்க டிஃபரன்ஸ் வந்து இருக்கு ஸோ டுவெண்ட்டி டூ பாயிண்ட்னு கூட சொல்லலாம் இந்த டுவெண்ட்டி டூ பாயிண்ட் எப்படி பிரேக் அவுட் ஆக போகுது அப்படின்றது தான் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் எவ்ரிடே க்ரூட் ஆயில் நம்ம ஆஃப்டர்நூன் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அதே மெயினாக ஒரு டுவெல் பிஎம் அப்புறம் கீழே நல்லா ஒரு ஸ்டாண்டர்டாக ட்ரேடிங் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம் மார்னிங் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அந்த வால்யூம் வாலெட் எல்லாம் ஸ்டார்ட் ஆகவே கொஞ்சம் டைம் ஆகும் அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் செட் ஆகி கொஞ்சம் மூவ் பண்ண ஆரம்பிக்கும் அதே ஒரு டுவெல் பிஎம் அப்புறம் கீழே கொஞ்சம் ஓரளவுக்கு செட் ஆயிரும் எப்பயுமே ஆஃப்டர்நூன் மார்க்கெட் கொஞ்சம் க்ரூட் ஆயில் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஈவ் ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் மார்க்கெட் ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் பிஎம்க்கு அப்புறம் ஒரு செல்கால் ஜென்ட் ஆகிட்டு ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ இது வந்து எப்படி ட்ரேடிங் போகுது அப்படின்றத நம்ம டேரெக்டாக பார்ப்போம் அதாவது டார்கெட்டாக இல்லை ஸ்டாப்லாஸாக எந்த சைட் போய் ரீச் அவுட் பார்க்கலாம் நமக்கு செல்கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்குள்ளேயே மார்க்கெட் நல்லா டவுன் சைட் இறங்கினால ஃபர்ஸ்ட் ஆர்ட் ரேஞ்ச் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு அதுக்கப்புறமும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் டவுன் சைட் அந்த டவுன் சைடில் நமக்கு செகண்ட் டாரட் ரேஞ்சும் பிரேக் அவுட் ஆயிருக்கு ஸோ இன்னைக்கு நமக்கு க்ரூட் ஆயில் ஒன் மினிட் சார்ட்டில் ஒரு டுவெல் பிஎம்க்கு அப்புறம் ஜெனரேட் ஆன ஒரு கால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபஸ்ட் டாரட் ஒரு டுவெல் தேர்ட்டி ஃபைவ் அப்புறம் செகண்ட் டாரட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் தேர்ட்டிக்கு அப்புறமா யூரோப்பிய மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் டவுன் சைடில் சேஞ்ச் ஆயிருக்கு ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக down side from twelve PM to one thirty வரைக்கும் ட்ரேடிங் வந்து போய்கிட்டே இருந்துச்சு ஸோ இதை நமக்கு இந்த சார்ட் நமக்கு லைவ் மார்க்கெட்டில் கன் அந்த சார்ட்டோட மூவ்மெண்ட் கேண்டனுடைய பிரேக் அவுட் வச்சு அனலைஸ் பண்ணி அந்த பிரேக் அவுட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு கால்ஸ் லைவ் மார்க்கெட்லேயே ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் நம்மளுடைய வேலை அதில் வர கால்ஸை பார்த்து ட்ரேட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும் எப்படி இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அந்த மாதிரி சார்ட்டை பார்ப்பீங்க சார்ட்டில் வர கால்ஸை பார்த்து ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்க போகிறீங்க இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ